வணக்கம் இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல் நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அழகான வயல்வெளியில் ஒரு ஆட்டு தலைக்கறியை நம்ம சமைச்சு வேறு லெவலில் சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கிறோம் அடுத்தது இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துட்டோம் அடுத்தது நம்ம கறியை சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குறோம் அடுத்ததாக நம்ம மசாலா வந்து என்னென்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா அடுத்தது கரம் மசாலா இது மூணு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா கறியை வந்து நல்லா அந்த மசாலா தூள் வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டு அடுத்து தண்ணி ஊற்றிக்கிங்க நண்பர்களே நல்லா சூப்பராக நமக்கு வந்து கறி வந்து இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புதினா போட்டு நம்ம வந்து இறக்கிடுறோம் நண்பர்களே பாருங்கள் நமக்கு சூப்பராக ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து வேறு லெவலில் வந்து நமக்கு ரெடி ஆச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் அந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் இதுபோல் நம்ம கிராமங்கள் சார்ந்த உணவுகளை நம்ம சேனலில் வந்து பதிவிடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்